எத்தனையோ பாவலர்கள் எத்தனையோ மனிதன் இருப்பா நீங்க பார்த்துருக்கீங்கல்ல இல்ல பாரதி போயிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போய் கை காலுக்கு நல்ல சோத்தை கொடு நல்ல புத்திய கொடு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவான் நம்மால் போயிட்டு சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்விக்கும் அறிவுடன் ஏன் பூரா பயிரின் முட்டா பயிரை படிச்சு எனக்கு மட்டும் இவ்வளவு அறிவை ஏன் கொடுத்தேன் நான் என்ன பேசினாலும் அவனுக்கு புரிய மாட்டேன் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் ஏன் படைத்தாய்கிறான் அந்த பாவணனின் பேரங்க நாங்க என்ன கேட்கிறான் பாரதி சீமானுக்கு பாட்டனாய் தாடுறான் ஏ பெரியார் தந்தையா இருந்தும் ஜெயலலிதா அம்மா இருந்தும் பாரதி தமிழரா வேற யார் தமிழர்